வணக்கம் crude oil one minute chart இன்றைக்கி டே வந்து ஆகஸ்ட் செகண்ட் டைம் இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ப்ரீயஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆச்சு ஒரு டுவெல் பிஎம்க்கு முன்னாடி அந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் பண்ணி டார்கெட்ஸ் பிரேக் அவுட் பண்ணுச்சு பட் இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் கேண்டில் டவுன் சைடில் மொமெண்டம் லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா டவுனில் இறங்கினால நமக்கு பிரேக் அவுட் ஆனதுனால இந்த சார்ட்டில் செல்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் வந்து இந்த சார்ட் ஜென்ரேட் பண்ணி தரும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஸோ இல்லை ஜஸ்ட்டு உங்களுடைய வேலை என்னென்னா வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க போகிறீங்க ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சார்ட்டாக தான் உங்களுக்கு நாங்கள் இதை டிரைவ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா செல் கால்னுடைய டீட்டெயில் வந்து sell at seven three double eight அதாவது ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் வரும் அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் அதில் வந்து sell at seven three double எயிட்னு இருக்குது ஸோ உங்களுக்கு நம்மளுடைய என்ட்ரி வந்து செவன் த்ரீ டபுள் எயிட் இருக்கும் கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன் ஏன்னா செல் கால்ன்றனால கீழே டார்கெட்ஸ் வருது பை மேலே டார்கெட் லைன்ஸ் வந்திருக்கும் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் கூடிய லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ சிக்ஸ்டி நைன் இருக்குது ஒரு நைன்டீன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போச்சு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போகையிலாம் நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்லாம் டார்கெட் வந்து இருந்துச்சு பட் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் இறங்கிருச்சுல ஸோ அதனால் நமக்கு டார்கெட்டும் ரெடியூஸ் ஆகுது நைன்டீன் பாயிண்ட் கிட்டக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து ஷோ பண்ணுது ஐ இருக்க லைன் செகண்ட் டாரட் லைன் மேலே இருக்க line stop loss line so everyday ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால் வந்து மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அந்த அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வர மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் வந்திருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எப்படி மூவ் பண்ணுதுன்றதை நம்ம டேரெக்டாக பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகுது ஓகேங்களா ஸோ வித்தின் டென் மினிட்ஸில் நமக்கு first target range break out கொடுத்து டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்லே மார்க்கெட் வந்து ஒரு seventy five percent target achieve பண்ணுச்சு அதுக்கப்புறம் ரெக்கவரி அடுத்து இப்போ டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நல்ல டவுனில் நமக்கு நல்லாவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா seven thousand three sixty range வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு டைம் அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு செல் கால் நமக்கு நல்லாவே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்லும் அடுத்து இதில் ஒரு காலும் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் நீங்கள் இதில் வர கால்ஸ் வச்சு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும் நானே ஓன் ட்ரேட் பண்ணிக்குவேன் அப்படின்னாலும் இதை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதில் வர ட்ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க Thank you.